அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் மீன ராசி மற்றும் மீன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்ப பார்க்கலாங்க இப்ப அதிசார குரு பயிற்சினா என்ன இப்ப குரு பகவான் பயிற்சி ஆகிறது பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர வீட்டுக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் வரக்கூடிய நவம்பர் மாதம் தான் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அதாவது மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் இப்போ அதுக்கு முன்பே அதிசாரமாக முன்னோக்கி பயணம் பண்ணுறாரு குரு பகவான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஏப்ரல் ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஏப்ரல் ஆறாம் தேதி விடியற் காலைன்னு சொல்லலாம் ஒரு நூத்தி அறுபத்தி ரெண்டு நாள் பயணம் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் வந்து இந்த மீன ராசி மற்றும் மீன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ ராசிநாதனே வந்து குரு பகவான் மீன வீடுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு தான் அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டுறதாகட்டும் இடம் வாங்குறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள்லாம் நீங்க அதிகமா பண்ணக்கூடிய காலகட்டம் இது இப்போ ராசி கும்பம் கும்ப வீட்டுல வந்து குரு பகவான் வந்திருக்காரு அதிசாரமா அங்கிருந்து பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை இருக்கு மீன வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை அதாவது தாய்ஸ்தானத்தையும் தன் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அங்கதான் வந்து வண்டி வாகன யோகங்கள் வீடு கட்டுற அமைப்பு இடம் வாங்குற அமைப்பெல்லாம் நாலாம் இடம் தான் சுகபோக வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப மீன ராசி மற்றும் மீன லக்கணக்காரங்களுக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்ப குரு பகவான் கும்ப வீட்டுல இருந்து ஐந்தாம் பார்வைய நாலாம் இடத்தை பாக்குறதுனால சுகபோக வாழ்க்கை கண்டிப்பா ஏற்படுங்க தாய்னால நல்ல விஷயங்கள் நடக்கும் மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தாய் மூலியமா சில நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மன ரீதியான பிரச்சனைகள் குறைவு கடன் பிரச்சனை தீரும் கண்டிப்பாக வந்து கடன் பிரச்சனைலாம் நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சிருவீங்க இந்த தடவை இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்னெல்லாம் காரியம் நடக்கி நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் இப்போ பழைய கார் வச்சுருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணிட்டு நீங்கள் புது கார் எடுப்பீங்க இந்த டைமில் அடுத்து பழைய டூ வீலர் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஆல்டர்னேட் அதை கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக எடுப்பீங்க பைக் எடுப்பீங்க அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது கண்டிப்பாக நடக்குங்க கார் எடுக்கணும் புதுசாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த டைமில் வந்து ரைட் டைம் இது நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகபோக வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா கண்டிப்பாக எடுப்பீங்க வீடு வாங்கறதுக்கான அமைப்புகள் இப்போ இருக்குது கரெக்டான டைம் இது கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க அடுத்து ஆறாம் இடத்த பார்க்குறாரு மீன வீட்டிலேருந்து ஆறாம் இடத்த குரு வந்து கும்ப வீட்டில் இருந்து ஏழாம் இடம் ஐந்து ஏழு ஒம்பது தான் அவருடைய பார்வை ஆனால் மீன வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த பார்க்கறதுனால கடன் பிரச்சனை குறையும் வம்பு வழக்கு இது நாள் வரைக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா இது வந்து தீர்வு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இதனால் கோச்சார பலன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு கடன் சுமை தீருங்க கண்டிப்பாக வண்டி வீடு வாகனங்கள் வாங்குவீங்க சுகபோக வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்து எட்டாம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக வந்து ஒரு ஒற்றுமை வந்து வரதுக்கான பலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எட்டாம் இடம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்குது ஆயிலை குறிக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் வந்து நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுப செலவுகள் பண்ணிக்கோங்க எனக்கு சுப செலவுகள் பண்ணலை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஏன்னா ராசிநாதனே வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டில் மறையிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து மெடிசன் செலவெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இப்போ கடன் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் அந்த கடன் கட்டக்கூடிய கால அமைப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஈஸியாக நீங்கள் கடனையும் அடைச்சிட்டு வந்துடுவீங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு டொனேட் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு நிறைய ஃபுட் டொனேட் பண்ணுங்கள் ஆசிரமத்துக்கு நிறைய பேர் குழந்தைங்க இல்லாத குழந்தைங்க அனாத குழந்தைங்களாம் இருப்பாங்க நிறைய வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி ஃபுட்டு கொடுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது மூலிமா நீங்கள் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லாங்க இருந்தாலும் <clears throat> கடன் பிரச்சனை தீருங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை தீரும் அடுத்தது நாலாம் இடம் சுகபோக வாழ்க்கை அட்டகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க சூப்பராக இருக்குது வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்